ஹலோ இன்றைக்கி நம்ம கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை நம்ம பார்க்கலாம் இதுக்கு two tablespoon custard powder இது வானிலா ஃபேவர் அரை கப் சர்க்கரை ரெண்டு டேபிள் ஸ்பூன் பட்டர் எடுத்திருக்கேன் வெண்ணெய் இது வந்து நம்ம வீட்டில் தயாரித்த வெண்ணெய் அதுக்கு லிங்க்கு கீழே கொடுத்துருக்கேன் அது நீங்கள் பாருங்கள் இது பால்லேருந்து வெண்ணெய் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி நான் வந்து போட்டிருக்கேன் அதை நீங்கள் பாருங்கள் ஒரு டேபிள் ஸ்பூன் முந்திரி உடச்சி வச்சுருக்கேன் சின்ன சின்னதாக வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ இதுக்கு நான் ஒரு லிட்டர் பால் எடுத்திருக்கேன் இதை வந்து இப்போ ஸ்டவ்வில் வச்சுருக்கேன் இது கா அரை லிட்டர் அளவுக்கு நம்ம காய்ச்சணும் இது சுண்டை காய்ச்சணும் இது வந்து ஃபுல் க்ரீம் மில்க்கு இது வந்து இப்போ நான் கா காஞ்சிட்ருக்கு இதை வந்து நம்ம கலக்கி விடணும் இல்லைன்னா வந்து அடி பிடிச்சிரும் அந்த அடி பிடிச்செடுத்து தான் அது வாசனை ஒரு மாதிரி இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பக்கத்துலேயே இருந்து இது மாதிரி கலக்கி அடிக்கடி கலக்கி விடணும் இதை நல்ல பெரிய பாத்திரத்தில் வைக்கிறதுனால சீக்கிரமாக வந்து ஆயிடும் இது வந்து சுண்டட்டும் இப்போ நம்ம வந்து கொஞ்சம் முந்திரி பருப்பை வந்து கேரமலைஸ்ட் பண்ணிடலாம் அது வந்து இப்போ நான் காட்டுறேன் அது எப்படி பண்ணுறதுன்னு இப்போ ஒரு பேன் வச்சுட்டு நம்ம வந்து கொஞ்சம் பட்டர் போடலாம் அதில் இது கரையிட்டோம் இப்போ நம்ம முந்திரி ஆட் பண்ணிக்கலாம் இது ஃப்ரை ஆகட்டும் இப்போ இது கேஷ்யூஸ் ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நம்ம வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ சக்கரை உருக தொடங்குது ஆயிடுச்சு இது வந்து ஆறுன பின்னாடி நம்ம வந்து உடச்சி வச்சுக்கலாம் ஒரு தட்டில் கொஞ்சம் பட்டர் தடவிக்கோங்க தடவி இதில் ஊற்றி வச்சுருங்க இது ஆறுன பின்னாடி நம்ம உடச்சிக்கலாம் இப்போ பாலை பார்க்கலாம் பாலில் வந்து கலரி விட்டுட்டே இருங்க கொஞ்சம் திக் ஆகுது ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து கஸ்டர்ட் பவுடர் வந்து பேஸ்ட் பண்ணிடலாம் ஏன்னா அப்படியே போட்டோன்னா கட்டியாக ஆகிடும் அதில் கொஞ்சம் பால் எடுத்திருக்கேன் பாலில் இதை வந்து நம்ம கரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு கரைச்சி வச்சுக்கலாம் இப்போ இது நம்ம கரைச்சுட்டோம் அதே போல் இது வந்து உடச்சி வச்சுருக்கேன் இப்போ பால் வந்து நல்லா காஞ்சிடுச்சு நல்லா ஆஃப் வந்துருச்சு அரை லிட்டர் ஆகிடுச்சு இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா கலக்கி விடுங்க இப்போ நம்ம வந்து வெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா வெண்ணெய் ஆட் பண்ணுறது வந்து கொஞ்சம் சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இப்போ இதை கரைஞ்ச பின்னாடி நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற கஸ்டர்ட் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம கஸ்டர்டு கரைச்சி வச்சுருக்கிறது ஊற்றிக்கலாம் இதை வந்து நம்ம கலக்கி விட்டுட்டே இருக்கணும் திக்காகிற வரைக்கும் நம்ம பண்ணணும் திக்காய் வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இது சிம்மில் தான் நீங்கள் வச்சு பண்ணணும் இது அடி பிடிக்கக்கூடாது எந்த லம்ஸும் ஃபார்ம் ஆகக்கூடாது கலக்கிட்டே இருக்கணும் இப்போ இது கொஞ்சம் திக்கன் ஆகுது இப்போ இது ஆறிடுச்சு இங்கே பாருங்கள் நல்லா திக்காக வந்துருச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இதை வந்து ஆறின பின்னாடி ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சிடலாம் இப்போ அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸ் வந்து நல்லா ஆறிடுச்சு இப்போ வந்து நான் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஊற்றி வச்சுருக்கேன் ஏன்னா அது வந்து ஐஸ் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகும் அதுக்காக தான் இப்போ வந்து கேரமலைஸ்டு கேஷ்யூஸ் வந்து நம்ம இதில் கலந்துடலாம் இது ஏன்னா இது வந்து நல்ல ஒரு க்ரன்ச்சி எஃபெக்ட் இருக்கும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இதை வந்து இதில் கலந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சிடலாம் ஹலோ கஸ்ட் கஸ்டர்ட் ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நீங்களும் இதை செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள்